குழந்தையுடன் நீங்கள் பேசும்போது அவர்களுக்கு புதிய சொற்களை அறிமுகப்படுத்தலாம் குழந்தைகளுக்கு நாம் ஒன்றை பற்றி விளக்கி கூறும்போது வழக்கமாக உபயோகிக்கும் சொல்லிற்கு பதிலாக அதே பொருளுடைய புதிய சொல்லை பயன்படுத்தலாம் உதாரணத்திற்கு அந்த மரம் பெரியதாக உள்ளது என்று கூறுவதற்கு பதில் அந்த மரம் பிரம்மாண்டமாக உள்ளது அல்லது மாபெரும் அளவாக உள்ளது அல்லது பறந்து விரிந்துள்ளது போன்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது இந்த உணவு நன்றாக இருக்கிறது என்பதற்கு பதில் இந்த உணவு சுவையாக ருசியாக நாவுக்கினியதாக அற்புதமாக உள்ளது என்று நீங்கள் சொல்லலாம் இதை செய்வதனால் பொருட்களை விவரித்து சொல்வதற்கு தேவைப்படும் புதிய சொற்களை குழந்தை அறிந்து கொள்ள நீங்கள் உதவலாம்